டோஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்காங்க ஸோ அந்த வேக்சின் போடுறதுல தான் சென்டருக்கு வந்து ஸோ உள்ள போய் பார்க்கலாம் Um, it'll, I'm gonna sit in on the class, but I think I'm the only one that's, uh, that's sitting in, and, uh, that's, that's not Hello madam எப்படி இருந்துச்சு உங்க vaccination yeah first dose vaccine முடிஞ்சிச்சு இங்க பாருங்க சோ வந்து நார்மலா வந்து வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் மானிட்டர் பண்றாங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் வருதுன்றதுக்காக சோ எனக்கு ஆல்ரெடி அமாக்சின் அலர்ஜி இருக்கு ஸோ அதுக்காக வந்து ஸ்பெஷலாக தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி நமக்கு எனக்கு எதாவது இச்சிங் வருதா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டோஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டோஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்